நானும் என் மச்சானும் வண்டி எடுத்துன்னு போகும்போது தான் எங்கடா போகிறேன்னே தெரியாமல் வண்டி ஓட்டுன்னு போயிருந்தோம் சரி பாடா ஏதாவது சாப்பிட்டாது போகலான்னு நான் சொன்னேன் அப்போ அவன் கேட்டான் சீரா மச்சான் அப்படின்னா சரின்ட்டு நானும் அவனும் போகும்போது துணி கடை பார்த்தோம் துணி கடை பார்த்து நானும் பொழுதுனே வந்தான் ஏன்டான்னு கேட்டான் சும்மா தான்டா அப்படின்னா சரி வாடா எனக்கு ஒரு பானிபூரி கடை தெரியும்டான்னா சரி போகலான்டான்னு பார்த்தா அந்த இடம் பார்த்தா பானிபூரி கடை காணும் சரி வாடா நான் ஒரு தண்டை கொண்டு போகிறேன்னு கூட்டு அந்த இடம் தான் இது சரி வாடா பானிபூரி சாப்பிட்லான்னு சரி பானிபூரி போடுங்க பையான்னு ரெண்டு பானிபூரி வாங்கினோம் அவர் எல்லாம் போட்டு கையில் குத்தார் குத் இருபது ரூபாய்க்கு சூப்பரான ஒர்த்தான பானிபூரினா இது சொல்லலாம் எடுத்து கையில் கொடுத்தாரு கையில் கொடுத்தவொடனே நான் எடுத்து சரி சாப்பிட்லான்ட்டு கையில் எடுத்தால் உங்களுக்கு ஒரு டிப்பு கொடுத்து சாப்பிட்லான்ட்டு சரி உங்களுக்கு ஒரு டிப்பு எடுத்து கையில் வச்சு கொடுத்தேன்